ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து செஸ்ட்நட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இந்த சாக்லேட் செய்வது ரொம்ப ஈஸிங்க இது வந்து வேக வச்சது ஒரு டூத் பேக் எடுத்து ஒரு ஒரு செஸ்ட்நட்லேயும் வந்து நம்ம குத்தி வச்சுட்டு சாக்லேட்டை மெல்ட் பண்ணி அதில் டிப் பண்ணிவிட்டு பட்டர் பேப்பரில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதை ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம எடுத்துக்கலாம் அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு என்ன ஸ்ப்ரிங்கிள்ஸ் இருந்தால் அது போட்டுக்கலாம் நான் வந்து எள்ளு வந்து தூவியிருக்கேன் மேலே இதோட பெனிஃபிட்ஸ் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதோட பெனிஃபிட்ஸ் வந்து இது டயபெட்டிஸ்க்கு வந்து ரொம்ப நல்லது பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணும் நல்ல இம்யூனிட்டி கூட வந்து உங்களுக்கு பூஸ்ட் பண்ணி கொடுக்கும் அது இல்லாமல் இது வந்து ஹார்ட் ப்ராப்ளம்க்கும் ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க இது எங்கே கிடைச்சாலும் த நீங்கள் வந்து கட்டாயம் நீங்கள் வாங்கி இதை வந்து ஃப்ரை கூட பண்ணி நம்ம சாப்பிட்லாம் இதில் வந்து நிறைய விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் இருக்குது நல்ல நியூட்ரிஷியஸ் இதில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறையா இருக்கிறதுனால உங்களுக்கு இம்யூனிட்டியும் நல்லா பூஸ்ட் பண்ணி தரும் அது இல்லாமல் இது வந்து மொத்தமாக ஹெல்த்துக்கு வந்து ரொம்பவே நல்லது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது சாஃப்டாக இருக்குது உள்ள அது நீங்கள் சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது நீங்களும் செஞ்சு பாருங்கள் எங்கே கிடைச்சாலும் நீங்கள் வந்து இதை ஃப்ரை கூட பண்ணி சாப்பிடலாம் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்